ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் சுவைத்து பாருங்கள் நம்மளுடைய அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையே சீடத்துவத்திற்கான அழைப்பு இந்த யோவான் நற்செய்தியில முதல் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி இரண்டு வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த முதல் சீடர்களை அழைத்தலை பற்றிய பகுதியை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனேயே அவர்கள் அதற்கு செவி கொடுத்து இயேசுவை பின்தொடர்கிறார்கள் கடவுளை பற்றிய விஷயங்களை கேட்க வேண்டும் பின்தொடர்கிறார்கள் என்ன தேடுகிறீர்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கின்றார் ஆங்கிலத்தில் சீக் சீக் கிரேக்க மொழியில இயேசு கேட்டிருக்கிறது டி டி அப்படிங்கிறது தான் ஏசு கிரேக்க மொழியில சொல்லியிருக்கிறது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் என் தலைவா என்னையே அழைத்தாய் பின்னே வென்று ஏ என் தலைவா என்னையே நடைத்தாய் பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய் தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியை ஏன் அழித்தாய் தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியை கேனழித்தா என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய் பின்னே வா என்று ஏன் மொழிந்தாய் தேங்க்யூ ஃபார் தாஸ் இந்த பாடலோடு நாம் ஏற்கனவே யோவா நற்செய்தியிலே கடவுள் எப்படி முதல் சீடர்களை அழைக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் யோவான செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறை சொற்றொடர்கள் அதில் நேற்று ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றுகிற சீடர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டார் ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் என்ன தேடுகிறீர்கள் நேற்று பேசிட்டு இரவு போய் நான் படுக்கும்போது ராத்திரி முழுக்க அதான் எனக்கு சிந்தனையாகவே இருந்தது என்ன தேடுவார் என்ன தேடிக்கொண்டிருந்தார் என்ன தேட முடியும் என்ற ஒரு சிந்தனையோடவே படுத்துறது ராத்திரி முழுக்க அந்த கனவு முழுக்க அதவா தான் இருந்தது எனக்கு இப்போ ஆண்டவரை நம்ம அந்த சிந்திக்கிற போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு தெரியுங்களா அப்படியே இனம் புரியாத ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருந்தது இரவு முழுக்குமே அருமையான ஒரு சிந்தனையாகவே இருந்தது எனக்கு நன்றி Brito thank you thank you for Das நீங்களும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்வியை வாழ்வியல் சார்ந்து உங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை சார்ந்து என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் நீங்களும் இயேசுவை அன்றாடம் தேடி வாழுகின்ற மக்களாக வாழ்வீர்கள் விவிலியத்தில் ஒரு சில பேர் என்ன தேடி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம் தாவீத அரசன் சொல்லுகின்றான் கலைமான் நீரோடையை தேடுவதைப் போல இறைவா என் நெஞ்சம் உனக்காய் ஏங்குகின்றதுன்னு சொல்றான் ஆஹா என்ன அருமையான ஒரு சங்கீதம் பாருங்க கலைமான் நீரோடையை தேடுவதைப் போல என் நெஞ்சம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா என்று சொல்லுவார் அப்ப அவருடைய அன்றாட தேடலே கடவுள்தான் அதை பற்றி இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அந்த திருப்பாடலை பற்றி திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு அடுத்து பவுலடிகளார் என்ன தேடியிருக்காருன்னு பார்ப்போம் நேற்று ஃபா நானும் தாசும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபாதாஸ் அற்புதமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க நான் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் கேன் சொல்லி உங்களுக்கு அதை சொல்லுவாங்க பவுலுடையவார் சொல்றாரு ஒன்று குருந்தியர் ரெண்டு ரெண்டுல நான் உங்களிடையே இருந்த பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அந்த குருந்தியர் நகர குருந்தி நகர மக்களுக்கு சொல்றார் நான் உங்களிடையே இருந்த பொழுது மெஸ்ஸியாவை தவிர அதிலும் சிலுவையிலே அறையுண்ட மெஸ்ஸியாவை தவிர வேறு எதையும் நாட விரும்பவில்லைன்னு சொல்றார் அப்ப அவருடைய முழு மூச்சு அவருடைய தேடல் அவருடைய வேட்கை இலக்கு அறிவு இலட்சியம் கனவு எல்லாமே பவுலடியாருக்கு வந்து சிலுவையிலே அறையப்பட்ட மெஸ்ஸியாவை அறிந்து கொள்ளுதல் இல்லை என்ன ஒரு தேடல் பாருங்க தேர்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு தேடல் இந்த தேடலில் ஒரு இலக்கு இருக்கிறது அதான் பவுலடி காட்சிவர் நான் இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் என் இலக்கு வந்து ஆண்டவர் தான் நான் ஓடுவேன் ஓடுவேன் என வெற்றி நிச்சயம் சொல்லுவார் பவுலடிகளார் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி பிரிட்டோ ஒரு ஒரு புதிய ஒரு பரிமாணம் திருச்சபையில் இயேசுவுக்கு பிறகு அப்போ சிலருக்கு காணாத ஒரு அற்புதத்தை அவர் கண்டவர் அப்போ சிலருக்கு இல்லாத ஒரு வித்தியாசமான அனுபவம் அவருக்கு உண்டு அப்போ சிலர் இயேசுவோடு இருந்தாங்க வாழ்ந்தாங்க அனுபவித்தாங்க தங்கினாங்க பார்த்தாங்க கேட்டாங்க எல்லாமே செஞ்சாங்க ஆனால் இது எதுவுமே அவர் செய்யலை ஆனால் அவர் எதையே தேடி அவர் புறப்பட்டவர் உண்மையை தேடி அல்லது நீதியை தேடி அல்லது நியாயத்தை தேடி தான் புறப்பட்டிருப்பார் அது அவருடைய அவருக்கு தெரிந்த நியாயம் அதுதான் ஆனால் ஆண்டவர் தடுத்தாட்கொண்டு அவரை நீ நான் நான் தான் உன் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருக்காக எல்லாத்தையும் இழந்தவர் அவர் இதுவரையிலும் நான் கண்டது கேட்டது படித்தது தெரிந்தது புரிந்தது எல்லாமே குப்பை என கருதினேன்னு சொன்னார் அருமையான ஒரு அனுபவம் பாருங்க அதுதான் நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லைன்னா நாமெல்லாம் கூட பௌலடிகளாக போய் இயேசுவை சந்திக்காதவங்க பார்க்காதவங்க அவரோடு இருக்காதவங்க கண்டிப்பாக ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு அந்த வெளிப்படுத்தினோடாக பௌலடிகளார் வழியாக தான் தெரிஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு அவரை போன்ற ஒரு உத்தம உன்னத சீடர்களாக நம்மளை நம்மால் இருக்க முடியலையே இன்னும் என்ன தேடணும் எனக்கு ஒன்றும் புரியல பிரிட்டோ சொல்லுங்க கண்டிப்பா தாஸ் ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பவுலுடைகளார் வந்து அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு அதாவது செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இரண்டாவது கிறிஸ்தவ சமயத்தை நிறுவனவர் என்கின்ற பெயர் அவருக்கு உண்டு அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார் ஏன்னா ஆதிகால திருச்சபைகள் எல்லாம் பல்வேறு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட பொழுது பவுலடிகளார்தான் ஒவ்வொரு திருச்சமூகத்திற்கும் சென்று அந்த பிரச்சனைகளை பற்றிய அறிவை கொடுத்து தெளிவை கொடுத்து அவர்கள் கேட்கின்ற எல்லா யதார்த்த கேள்விகளுக்கும் நம்பிக்கையை கொடுக்கின்றார் விசுவாச தெளிவை கொடுக்கின்றார் ஆகவே தான் அவர் எல்லா இடத்திலையுமே நான் எதை பெற்றிருக்கின்றோனோ அதையே நான் உங்களுக்கு கொடையாக கொடுக்கிறேன் ஆண்டவர் இராவுணவை ஏற்படுத்திய அந்த நற்கருணை ஏற்படுத்தியதாக இருக்கட்டும் இயேசுனுடைய உயிர்ப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே அவர் தெல்ல தெளிவாக அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார் அப்படி இயேசுவை அறிந்திருந்தவர் பல்வேறு மக்களை மனமாற்றியவர் பல ஊர்களுக்கு பயணம் செய்து நம்பிக்கையை கொடுத்தவர் சொல்லுகின்றார் நான் மெஸ்ஸியாவை அதிலும் நல்ல கவனியுங்க சிலுவையிலே அறையப்பட்ட மெஸ்ஸியாவை தவிர வேறு எதையும் தேடவில்லைன்னு சொல்றார் பாருங்க அந்த ஆண்டவருக்குள்ளாக செல்லும் பொழுது அந்த ஆண்டவரை நீங்கள் சுவைத்து பார்க்க பார்க்க பார்க்கத்தான் நீங்கள் இன்னும் ஆண்டவரை தேடுவீர்கள் பாருங்க தாஸ் அவர் வந்து ஆண்டவர் இயேசு அனுபவிச்சார் அதனுடைய தாக்கம் தான் எல்லா இடத்திற்கும் சென்று அனுபவிக்க அவரை தூண்டியது நம்மெல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அட் த மோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருவோம் அதிலையும் நம்ம எப்படி கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது பைபிள் வாசிப்போம் ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம உண்மையாக இதை வாசிக்கிறோம் சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம் என்று தெரியாது ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஐ நோ எவ்ரி திங் எனக்கு இயேசுவை தெரியும் எனக்கு மாதாவை தெரியும் எனக்கு பைபிள் தெரியும் சொல்லிச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவர் இந்த காணொலி வழியாக உங்களிடத்தில் பேசுவது என்னை நீ எவ்வளவு தூரம் அறிந்திருக்கின்றாய் உன்னை எனக்கு தெரியும் என்னை நீ அறிந்திருக்கிறாயா ஆகவே தான் ஆண்டவருடைய கேள்வியை பாருங்கள் என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள் அந்த சீடர்கள் முதன் முதலாக சீடத்துவத்திற்குள்ளாக நுழைகிறார்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் அதிலும் இந்த நிகழ்வானது தொடக்கத்திலேயே நடக்கின்றது யோவான செய்தி முதல் அதிகாரத்திலேயே வருகிறது ஆண்டவர் இயேசு இதுவரைக்கும் எதுவுமே பேசவில்லை ஆக இந்த யோவான செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய திருவாயை மலர்ந்து போதிக்கின்ற கேட்கின்ற பேசுகின்ற வார்த்தைகள் தான் நீங்கள் என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள் பைபிள்ல அல்லது எந்த ஒரு பேசேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாலும் அதில் இடம்பெறுகின்ற கதாபாத்திரங்கள் யார் அந்த கதாபாத்திரங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற முதல் வார்த்தைகள் என்ன என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இயேசுனுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற முதல் வார்த்தைகள் ஒரு வினா வாக்கியமாக வருகிறது யூ சீக் என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பா இயேசுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து பின்னாடி இயேசுவை பின்தொடர்றாங்கன்னு சொல்லிடுச்சு அவர் ரொம்ப அற்புதமா திரும்பி பார்த்து என்ன வேணும்னு கேட்டிருந்திருக்கலாம் எதற்காக என்னை பின்பற்றி வர்றீங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்பது நீங்கள் என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் கேட்டிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு தெரியும் அவங்க ஏதோ ஒரு வேட்கையோட வராங்க எதுக்கோ எதையோ இழந்து போய் எதுவும் இல்லாம எதுவும் கிடைக்காம ஒரு லட்சியம் இல்லாம இருக்கிற அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தேடல் இருக்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் அத அதே போட்டு எடுக்கிறேன் வெரி குட் சூப்பர் ரியலி அவங்களுடைய அந்த அழைத்தலை பெற்று கொண்டவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் அதனுடைய மேன்மையை உணர வேண்டும் இந்த பாருங்கப்பா நீங்க பின்னாடி வர்றீங்க எதற்காக சொல்லிட்டு எனக்கு தெரியுது நீங்கள் அதை நன்கு உணர்ந்திருக்கிறீர்களா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இட்ஸ் அ சேலஞ்சிங் லைஃப் சவால் நிறைந்தது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி விசுவாசத்தோடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவீங்க நீங்கள் இயேசுவுக்காக உண்மையாக வாழுகின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்கள் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் ஆனால் ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லுகின்றார் நீங்கள் இக்கட்டான வழியிலே நுழைய ஆசைப்படுங்கள் குறுகிய வழியிலே நுழைய ஆசைப்படுங்கள் அன்றாடம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறோம் சொல்றார் ஆக அந்த இயேசுனுடைய சீடத்துவத்தில் பங்கு பெறுகின்ற இவர்கள் அதை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அந்த சீடர்களை பார்த்து என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார் உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜபத் வளமையில் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க